வெல்கம் பேக் டு இன்டர்கல் சேனல் நான் தான் உங்கள் கேட்டுக்கு சிங்க மிஸ்றேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த அன்லிமிட்டட் குளோவல் ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படிடா எல்லா மேட்ச்லையும் யூஸ் பண்ணலாமா கிளாஸ் காலில் ரேங்க்டில் எல்லா மேட்ச்லையும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஒன்லி ட்ரைனிங் மேட்ச்சில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ரூம் மேட்ச் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட ரூம் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி அப்படி போட்டுக்கலாம் எப்படி இனிமேலாம் வருவாங்களா நம்ம டீமெட்டை நம்ம அடிச்சு விளாட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீமெட்டெலாம் டீமெட்டை அடிக்கலாம் ஆனால் சாக மாட்டாங்க ஆடம் இருப்பான் ஆடாமன்னா நம்ம வாட்டுக்கு அடிச்சு அடிச்சு விளாட்லாம் ஆடாமல் நான் ரொம்பலாம் பேசி வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இழுக்க மாட்டேன் முடிஞ்ச வரை சின்னதாகவே முடிச்சிருவேன் சரி இப்போ வாங்க அந்த ட்ரிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயர்க்கில் வந்து ட்ரைனிங்கை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிருங்க உள்ளே போன பிறகு என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு லோட் ஆகிக்கிட்டோம் உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்த பிறகு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எமோட் போடணுமா அப்படிலாம் கேட்குறீங்க உள்ளே வந்த பிறகு நேராக அந்த க்ளோவால் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அந்த இடத்துக்குள்ளே போங்க உள்ளே போயிட்டு இருங்க உள்ளே போய்கிட்டோம் உள்ளே வந்தாச்சு இப்போ உள்ளே வந்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ட்ரிக்கே இருக்குது என்ன பண்ணணும்னா டக்குன்னு உங்கள் நெட்டை ஆஃப் பண்ணுங்க நெட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த வெளியில் வர கன்ஃபார்ம் பட்டனை கொடுங்க அந்த இந்த குளோபல் ரூமை விட்டு வெளியில் வர பட்டனை அமைக்கி உள்ளே கன்ஃபார்ம் கொடுங்க வெளியில் போகாது உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த உள்ளே வந்து இந்த குளோவலை சூஸ் பண்ணி உடனே நெட்டை ஆன் பண்ணிடுங்க இப்போ இருங்க நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நெட்டை ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே குளோவால் போட்டு விளாண்டுக்கிட்டே இருங்க ஆனால் அந்த குளோவால் மட்டும் முடிச்சிடாதீங்க அந்த இருபத்தஞ்சி குளோவால் அப்படியே வச்சுருங்க இப்படியே போட்டு விளாண்டுக்கிட்டே இருங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அதுவேவும் உங்களை இந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவ்வளோதான் வேறு அவ்வளோதாங்க முடிஞ்சு சிம்பிள் ட்ரிக்கு தான் அப்படியே ஆடம் அடிச்சுட்டு நீங்கள் வாட்டு குளோவால் போட்டு நீங்கள் எவ்வளோ குளோவால் வேணாலும் போடலாம் என்னடா சைடில் பதினஞ்சு குளோவால் தான் காமிக்குது எவ்வளோ குளோவால் வேணால் போடலாம் அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க நான் உங்களுக்கு கடைசியில் அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆடம் அடிச்சுட்டு எவ்வளோ குளோவால் வேணாலும் போட்டுக்கலாம் அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்களோ அவங்களே அடிச்சுட்டு குளோவால் போட்டுக்கலாம் பாருங்க நான் சொல்லுதே பாருங்க இப்போ எல்லா குளோவாலையும் யூஸ் பண்ணுறேன் நான் மறுபடியும் ட்ரை அகைன் கொடுங்க எக்ஸிட் கொடுத்துடாதீங்க ட்ரை அகைன் கொடுத்து மறுபடியும் நீ உங்களுக்கு குளோவால் போடுறது இருபத்தஞ்சு குளோவால் வரும் அதை போட்டு நீங்கள் மறுபடியும் எவ்வளோ குளோவால் வேணாலும் போடலாம் பாருங்க நான் மறுபடியும் மறுபடியும் நான் குளோவால் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நான் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவே இது பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வருது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோட பல மடங்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன் இந்த ட்ரிக் அவ்வளோதான் எப்படி இருக்கிறது மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்